பச்சையா தின்னா அதுக்கு பேரு ஹலோ என்னங்க நடக்குது நாட்டில் ஐயோ ஐயோ ஆளே இல்லை ரோட்டில் பிரச்சனையை பேசு பண்ணேன் கையை கால வாசு பண்ணேன் கொரோனாக்கு நீ லான்ச் பண்ணு இல்லனாக்கா குண்டு போட்டு காலி பண்ணு நம்ம டார்கெட்டை நோக்கி போகும்பொழுது உடனே டார்கெட் வந்துடாது ஸோ கிடைச்சதை நம்ம சின்சியராக பண்ணிக்கிட்டே போவோம் கையில் இன்னைக்கு கேண்டில் இருக்கா பத்தடி தெரியுதா நடந்துடும் டார்ச் லைட் வரட்டும் நடப்போம்னா ஊர் போய் சேர முடியாது அதுதான் பாயிண்ட் ஸோ போகிற போய்கிட்டே இருப்போம் அது அந்த ஜேர்னியும் ஒரு சந்தோஷம் தானே